வணக்கம் crude oil one minute chart daily நமக்கு லைவ் மார்க்கெட்டில் என்ன மாதிரி கால் ஜென்ரேட் ஆகுது அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றத அனலைஸ் பண்ணுறோம் இது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகக்கூடிய ஒரு கால் இன்றைக்கி நமக்கு நவம்பர் டெனில் ஒரு பன்னெண்டு நாற்பதுக்கு அப்புறம் ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆகிருக்கு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்க ஒரு ஃபஸ்ட்டு கால்னு கூட சொல்லலாம் செல் கால்ன்றனால ரெட் கலர் கேண்டில் சில்லட் செவன் ஜீரோ ஒன் செவன் அப்படின்ட்டு நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ஈக்விட்டி இதில் தான் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கூட கேட்குறீங்க இது கமாடிட்டிலையும் ஒர்க் அவுட் ஆகும் தான் க்ரூட் ஆயிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கேண்டிஸ்டிக் அனலைஸ் பண்ணி சிக்னல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் தான் இந்த சிக்னலை பார்த்து நீங்கள் கமாடிட்டியும் உங்களால் இந்த சார்ட்டை வச்சு ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் நம்ம க்ரூட் ஆயில் பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் எப்படி கால் ஜென்ரேட் ஆகுது அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத அனலைஸ் பண்ணுறோம் அது நம்ம லைவ் மார்க்கெட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கால் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது கால் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் இந்த சார்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது ஒரு பை கால் வரையில் எப்படி இருக்குது ஒரு செல் கால் வரையில் எப்படி இருக்குது அந்த சார்ட்னுடைய சேஞ்சிங் மொமெண்டம் எப்படி இருக்குது ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் சரி பார்த்தோன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி சிம்பிளாக டிசைன் பண்ணியிருக்கோம் ஏன்னா நமக்கு செல் கால் வரையில் ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும் இந்த ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் ரெட் கலர்லேயே தான் கேண்டில்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் சும்மா டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட ஓகே ரெட் கலரில் கேண்டில்ஸ் போது இப்போ ஒரு டவுன் ட்ரெண்டில் க்ரூட் ஆயில் இருக்குது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கலாம் அதே மாதிரி என்ட்ரி பாயிண்ட் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாலும் நமக்கு தெளிவாக எங்கே என்ட்ரி எடுக்கலான்னு ஸ்ட்ரைட்டாக ஒயிட் கலர் லைனில் sell at seven zero one செவன்னு நமக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து கொடுத்துரும் நீங்கள் அதில் அழகாக என்ட்ரி எடுத்துக்கலாம் கீழே ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு சஜஷன்ஸ் இப்போ எக்ஸிட் ஆனோல ப்ராஃபிட் புக் பண்ணணும் ஒரு ஃபஸ்ட் டாரட்னா எங்கே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி செகண்ட் டாரட் எங்கே வச்சுக்கலாம் அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் லாஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணணுன்றக்காண்டி ஸ்டாப் லாஸ் எங்கே மெயின்டைன் பண்ணலான்னு மூணு லைன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் ஃபஸ்ட் டாரட் வந்து கரெக்டாக நமக்கு செவன் தௌசண்டை பிரேக் அவுட் பண்ணணும் six thousand nine hundred and ninety nine இதான் நம்மளுடைய ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் நமக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டீன் பாயிண்ட் இருக்குது ஸோ இது எப்படி ரியாக்ஷன் கொடுக்குதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா இதுவே கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ட்ரெண்டு மாறுது அப்படின்றத அனலைஸ் பண்ணி நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் உங்களுடைய வேலை ஜஸ்ட்டு இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க அதில் கால்ஸ் வரும் அதை பார்த்து ஆர்டர் மட்டும் உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் போட போகிறீங்க இப்போதைக்கு வந்திருக்க இந்த செல் கால் எப்படி மூவ் பண்ணுது மேலே போதா இல்லை செவன் தௌசண்ட் பிரேக் அவுட் பண்ணுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரி பாயிண்ட் அதுக்கு மேலே ட்ரேடிங் போச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்லோவாக கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிச்சு ஒன் ஓ கிளாக் அப்புறம் பாருங்கள் ஸ்ட்ராங்காக டவுன் சைட் அதில் ஈஸியாக ஃபஸ்ட் ஆர்டர் ரேஞ்ச் அதாவது செவன் தௌசண்டை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் பார்த்திங்கன்னா six thousand nine ninety two வரைக்கும் இறங்கியிருக்கு இந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம கிடைச்ச செல் கால் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் டெய்லி பேசிஸில் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் ட்ரெண்டு மாறையில் கேண்டில் கலர் மாற்றிட்டு இப்போ ட்ரெண்ட் என்னன்றதை உங்களுக்கு சொல்லிடும் என்ட்ரி எங்கே எடுக்கலாம் டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலான்னு லைவ் மார்க்கெட்டில் ஒரு கைடன்ஸாக இருந்து உங்களுக்கு ஒரு கைடிங்கும் பண்ணும் சப்போர்ட்டிங் டூலாகவும் இது உங்களுக்கு இருக்கும் இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இது உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ